திரு பழனிசாமி என்கிற ஒரு மனிதர் அவரை சேர்ந்த ஒரு சிலரின் ஆணவம் அகம்பாவம் ஆட்சி அதிகாரம் இருந்ததால் கிடைத்த வரவின் காரணமான திமிர் இதுதான் காரணம் சுப்ரீம் கோர்ட்டு அந்த இட இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கலன்னா இன்னும் அவங்க நாங்கள் வலுவான பகுதி மேற்கு மண்டலமே எங்கள் கோட்டைன்னு சொல்கிறதெல்லாம் கலகலத்து போயிருக்கு தெரியும் உங்களுக்கு இவங்களுக்கு இணையாக அவர்கள் என்னென்னமோ பண்ணியும் எவ்வளோதோ பொருட்செலவு பணச்செலவுகள் பண்ணியும் அவர்கள் இந்த அளவுக்கு அவர்களை வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் ரெட்டையில் இல்லாமல் நின்று இருந்தாங்கன்னா வெறும் மோசமாக இருக்கும் ரெட்டையில இருந்த இவ்வளோ பாடுபட்டிருக்காங்க ரெட்டையில இல்லாமல் பழனிசாமி வீராவசனம் பேசினார் அந்த சின்னம் இல்லைனாலும் நாங்கள் நிற்போம்னால சுப்ரீம் கோர்ட்டு அவங்க தலையில் திரிச்சது அந்த சின்னம் அது இருந்து இவ்வளோ பாடுபட்டிருக்காரு இந்த தொடர் தோல்விக்கு பழனிசாமி தான் காரணம் அதாவது பழனிசாமியுடைய தலைமைக்கு அவர் முதலமைச்சரான பிறகு அவர் வந்து டெல்லியோட சப்போர்ட் இருந்த காரணத்தினாலும் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினாலும் செல்வாக்கு பல அதனால் ஏற்பட்ட அதிகார செல்வாக்கு பண செல்வாக்குனால ஆட்சியை காப்பாற்றுறார் காப்பாற்றி கொள்ள முடிஞ்சது அது மத்திய அரசு மத்தியில் ஆள்பவர்கள் உதவி இருந்த காரணத்தினால தான் அதை பெரிய நிறைய பேர் பெரிய அதை ராஜதந்திரம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு குப்பனோ சுப்பனோ அந்த பதவியில் இருந்தாலும் ஆட்சியை காப்பாற்றிருக்க முடியும் அவர் கட்சியில் உள்ளவங்களையும் எல்லாரையும் எல்லாம் வசப்படுத்தி வச்சுருக்கார் அதனால் இன்றைக்கி அந்த கட்சியுடைய தலைமை பதவிக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே தவிர ஒரு தவறான பாதையில் ஒரு தவறான மனிதர் தலைவர் எந்த கட்சியே துரோகம் அவருக்கு இழைக்கப்பட்டதுனால ஆரம்பித்த கட்சியில் ஒரு துரோகத்தின் மூலமே ஒருவர் வந்து அந்த இடத்தை உட்கார்ந்துருக்கிறது இதற்கு காலம் நிச்சயம் நல்ல திருப்ப தரும் அவர் வந்து இன்றைக்கு அந்த அங்கே உள்ளவங்களெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வசப்படுத்தி அந்த கட்சியை வச்சுருக்கிறதுனாலையும் தொண்டர்கள்லாம் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறதுனால அவர் உண்மையான தலைவர் ஆகிட முடியாது அவர் வந்து இந்த எழுபது சீட்டு போன அலையன்ஸை ஜெயித்தது ஆளுங்கட்சி அவரோட இந்த பணபலம் மத்திய அரசு கூட இருந்தது இதெல்லாம் சேர்த்து தான் வந்துச்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள sun news bell icon click பண்ணுங்கள்